வாசிப்பை நேசிக்கும் அனைவருக்கும் எனது அன்புசால் வணக்கங்கள் எனது முதல் வாசிப்பு அனுபவம் கிட்டத்தட்ட என்னுடைய எட்டாம் வயதில் தொடங்கியது தினமலர் நாளிதழுடன் இலவச இணைப்பாக வந்து கொண்டிருக்கும் சிறுவர் மலரே அந்த வாய்ப்பினை அளித்தது பல அரிய கருத்துக்களை மிக எளிய நடையில் வண்ணப்படங்களுடன் அன்றைய சிறுவர் நாணயங்களை கவர கவருவதற்காகவே வழங்கப்பட்ட அந்த புத்தகம் எனது முதல் அடியாக அமைந்தது அதைத் தொடர்ந்து அமரர் கல்கி அவர்களின் பொன்னியின் செவன் எனக்கு மறுபடியும் ஒரு தளத்தை அமைத்து கொடுத்தது அந்த புத்தக எனது தாயார் எண்பதுகளின் கடைசியில் வெளிவந்த கல்கியில் வெளிவந்த தொடர்களை பத்திரமாக ஏடுகளை பிரித்தெடுத்து அட்டையை செய்து பைன் பைண்ட் செய்து வாசிக்க வைத்திருந்தார் அந்த புத்தகத்தை ஒரு முறை கையில் எடுத்துவிட்டால் ஊன் உறக்கமின்றி ஒவ்வொரு பாகத்தையும் முடிக்கும் வரை நமக்கு மிக அடுத்தடுத்து ஒரு நிகழ்வுகள் நம்மை மிக அற்புதமாக அழைத்து செல்லும் ஒரு புதினம் அது அதன் பிறகு பல தளங்களில் பல ஆசிரியர்களின் புத்தகங்களை பல மொழிகளில் இருந்து வந்த புத்தகங்களை வாசிக்கும் வாய்ப்பு கிடைத்தது குறிப்பாக மூவா ஜெயகாந்தன் ஜானகிராமன் லாசா ராமவிரதம் சுஜாதா இது போன்ற ஆசிரியர்களும் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி போன்ற தத்துவ ஆசிரியர்களின் புத்தகங்கள் ரஷ்ய எழுத்தாளர்கள் ஜெர்மன் எழுத்தாளர்கள் ஆங்கில எழுத்தாளர்கள் ஆகியவர்களின் புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் மிக அரி அரிதாக எனக்கு கிட்டியிருந்தது ஏதாவது ஒரு புத்தகம் என்னுடைய வாழ்க்கையை தடமாற்றி போட்டிருக்கிறது என்றால் அப்படி எந்த புத்தகத்தையும் கூற இயலாது ஆனால் என்னுடைய வாழ்க்கை தடம் மாறிவிடாமல் சென்று விடுவதற்கு புத்தகங்கள் மிக மிகவும் உதவி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது நான் தவறுகள் செய்யாத மனிதன் அல்ல நானும் நிறைய தவறுகள் செய்திருக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு முறை தவறு செய்யும் பொழுதும் என்னுடைய மனசாட்சி வெளிவந்து குறைந்தபட்சம் என்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான அவகாசங்களையாவது கொடுத்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பண்பட்ட ஒரு பண்பினை வாசிக்கும் பழக்கமே எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது